வணக்கம் க்ரூடாயில் க்ரூடாயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ பொஷன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயிலில் வந்து எடுத்திருக்கோம் இன்றைக்கி கமாடிட்டியில் பண்ணோம் இது பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் க்ரூடாயில் வந்து கொஞ்ச நாளாகவே வந்துட்டு ரொம்ப அப்பர் ஃபீஸ் இல்லாட்டி லோயர் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு மாறி மாறி மூவ் பண்ணிகிட்டே இருக்குது இன்றைக்கி ஓரளவுக்கு ஓப்பனிங் கொஞ்சம் ஸ்மூத்தான ஓப்பனிங் கொடுத்துச்சு அதே சமயத்தில் எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி படியும் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு அந்த தொடர்ந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக வந்து நியூஸால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அப்பர் ஃபீஸ் லோயர் ஃபீஸ் அந்த மாதிரி வந்து டச் ஆகிக்கிட்டு இருக்குது நியூஸ் வந்து ரொம்பவே வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு வந்து குரூடாயினுடைய ப்ரைஸை அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலோடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் வந்து அதில் பார்க்க முடியும் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லித்தரோம் அதை பற்றி டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸும் வந்து மார்னிங்கில் வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் crude oil copper zinc and கோல்டுக்கு லெவல்ஸ் தரும் இதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து நியூஸால் தான் வந்து இப்போ ரொம்ப வந்து கண்ட்ரோல் ஆகிக்கிட்டு இருக்குது அதாவது மார்க்கெட்னுடைய ஓப்பனிங்லேயே வந்து ஒன்று டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்னு அப்பர் ஃப்ரீஸ் ஆகுது இல்லாட்டினா லோயர் ஃப்ரீஸ் ஆகுது அது காரணம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயந்தான் அதாவது தொடர்ந்து வைரஸால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் இல்லாமல் க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் இறங்கிக்கிட்டே இருந்தது ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனை கட் பண்ணுங்கள் ப்ரொடக்ஷனை கட் பண்ணால் தான் வந்து குரூடாயினுடைய விலை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனை வந்து டென் மில்லியன் பேரல் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கட் பண்ண சொன்னாங்க ஸோ அந்த நியூஸ் வந்ததுனால டக்குன்னு குரூட் ஆயில் வந்து twenty percent twenty five percent மேலே ரைஸ் ஆச்சு அடுத்து மறுபடியும் சவுதி அரேபியா ரஷ்யாவில் மீட்டிங் வச்சாங்க மீட்டிங் வச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்க சொன்ன அளவுக்கு அதாவது அமெரிக்கா சொன்ன அளவுக்கு அவங்க வந்து ப்ரொடக்ஷனை கட் பண்ணலை ரொம்ப கம்மியாக தான் வந்து கட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் நெகட்டிவாக மாறிட்டு டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏறின குரூட் ஆயில் அப்படியே இறங்கிருச்சு ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து குரூட் ஆயிலினுடைய ட்ரேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு ஸோ இதனுடைய இம்பேக்டாக தான் மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நியூஸ் வரும் அந்த ஒவ்வொரு நியூஸுக்கு ஏற்ற மாதிரி upper phase lower phase upper phase lower ஃபீஸ்னு மாறி மாறி வந்து ப்ரொடக்ஷனை வச்சே போய்கிட்டே இருந்துச்சு ஸோ ட்ரேடர்ஸும் வந்து அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தாங்க இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங் பெரிய வந்து கேப் அப் கேப் டவுன் இல்லாமல் நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்துச்சு அதே சமயத்தில் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து செல்லிங் ட்ரெண்ட் காட்டிக்கிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டாப் ஆகிட்டு இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் பெரிய கேண்டில் கேப் அப்பில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கேப் அப்பில் நார்மலான ஒரு கேப் அப்பில் வந்துட்டு பையிங் ட்ரெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு கீழே வந்து எங்களுக்கு பை கலர் சிக்னல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி நாங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலில் வந்து பொசிஷன் வந்து எடுத்திருக்கோம் க்ரூட் ஆயிலில் பையிங் என்ட்ரி கிடச்சதுனால க்ரூட் ஆயில் ஒரு லாட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பை பண்ணியிருக்கோம் பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து எங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டில் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்லோவாக தான் வந்து ஆக்சுவலி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல இன்னும் மார்க்கெட் வந்துட்டு மார்க்கெட் பொஷன் எடுத்து நாங்களே ஆக்சுவலி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இருந்தாலும் மார்க்கெட் இன்னும் ஒரு ஒரு டென் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கோம் நாங்கள் லாட் எடுத்ததும் ஒரு லாட்டுன்றனால மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நல்லா மூவ் ஆச்சு ஸோ பட் ஆனால் நேற்று நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்களுக்கு நல்ல என்ட்ரி கிடச்சிச்சு அதனால் இன்றைக்கி என்ட்ரி எடுத்திருக்கோம் பட் ஆனால் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால இப்போதைக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்துச்சுன்னா கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ ஸோ இன்றைக்கி கூட நாங்கள் டார்கெட் எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ஷன் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து இப்போ கொஞ்சம் மூவ்மெண்ட் மேலே கொடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து முன்ன மாதிரி நம்ம பெருசாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துட முடியாது டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்க அந்த பாயிண்ட்ஸ் வந்து வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு வந்து பொர்ஷன் வந்து கட் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ ஈவினிங் மார்க்கெட் கிடையாது ஏன்னா நமக்கு இந்தியாவில் வந்து ரொம்ப இம்பேக்ட் இருக்குது வைரஸ்னுடைய இம்பேக்ட் வந்து அதனால் ஈவினிங் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணிட்டாங்க ஸோ ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் டேட் சொல்லாமல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு காண்டி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்போதைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் தான் வந்து டார்கெட் எய்ம் பண்ணோம் so two thousand five hundred ருபீஸ்க்கு மேலே ப்ராஃபிட் வருதுனாலே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதனால தான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே வந்தோன்னே நாங்கள் பொஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலில் கவர் பண்ணிட்டோம் அதுவும் இல்லாமல் ஈவினிங் மட்டும் இருக்க மார்க்கெட் மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் நாங்கள் பொஷன் எடுத்து வேற ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால வேற பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பெருசாக டார்கெட் எய்ம் பண்ணாமல் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டுன்ற ஒரு டீசெண்டான பாயிண்ட்ஸில் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு so twenty five point target achieve ஆனதுனால இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரூட் ஆயிலில் பொஷன் கவர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த என்ட்ரி வந்து எடுத்தோம் இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க கமாடிட்டியிலனுடைய லெவல்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் மார்னிங் ப்ரொவைட் பண்ணுற லெவல்ஸ் பற்றி டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி